எனக்கு ஹாட் ஹோல் போட்டு வச்சிருக்கேன் இதுல இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க ஏய் கண்ணு எடு முடிஞ்சது நெக்ஸ்ட் நாலாவதுக்கு போலாமா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவனுக்கு மூணுமே வந்தது ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வாட்டி எனக்கு தான் அடிபடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடிப்படலைன்னு வைய அருவா அப்போ தேவைப்படாது தேவைப்பட்டு அப்படின்னு வாங்கிக்கிறேன் ரொட்டேட் பண்ணி இரு இந்த தடவை நீயும் வேணா நானும் வேணாம் நீ என் கண்ணை மூடு என் கண்ணு எங்க இருக்குன்னு தெரியல அப்படியே அப்படியே இந்த என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படியே ஒரு- உனக்கு வந்தது நீ என்ன வந்திருக்குன்னு தெரியலையே பயமா இருக்கு என்ன நல்லா இருக்கும் இருக்கிறது வந்து கோல்டுல இருக்கு கேவலமா வேற என்ன இருக்கு தெரியல எனக்கு ஐஸ்கிரீம் ஐயோ எனக்கு ஐஸ்கிரீம் அது வெண்ணிலா ஃப்ளேவர் சுத்தமா பிடிக்காது இதுவே அதான் மெல்ட் பண்ணி தான் கவி எடுத்துட்டே இருந்திருக்கேன் எனக்கு இந்த பால் ஸ்மெல் வர பிடிக்கவே பிடிக்காது எப்படி இருக்கு ஐயோ எனக்கு இந்த பால் வர சுத்தமா பிடிக்காது கன்றாவியா இருக்கு பண்ண எவ்வளவு லிக்விடா இருக்கு பாருங்க தண்ணி மாதிரி இருக்கு எவராச்சும் வச்சிருக்கலாம் இங்க பாருங்களா அப்படியே பாருங்க மில்க் ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது ஃப்ளேவர்ஸ் ஏதாச்சும் அதில் ஆட் பண்ணியிருந்தா பரவாயில்ல போதும் எனக்கு சா வச்சிருவேன் நான் மூணு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மூணுமே ஒழுங்கா சாப்பிடல நான் பர்கர் சாப்பிட்டேன் முன்னாடி வீடியோல சொல்லிப்பா பர்கர் பாதி தான் சாப்பிட்டேன் பொய் பொய் பொய் பொய் ஃபுல்லா சாப்பிட்டேன் குடிச்சிரு குடிச்சிரு குடிச்சிரு குடிச்சிரு குடிச்சிரு குடிச்சு சக்சஸ் ஓ நீங்க படுத்துற முடியலையே ஓகே வெற்றிகரமா நாலாவது சேலஞ்ச் முடிஞ்சது இப்போ அஞ்சாவதுக்கு போலாம் ஓகே கீழ கொட்டவா நீ பாரு சீட்டிங்னா தான் கண்ண மூடிட்டு இருக்க முதல்ல எங்க ஓகே ஓகேவா ரெண்டு பேரும் சேர்ந்து லிஃப்ட் பண்ணுவோம் ஓகே உனக்கு என்ன வேணும் நீ பிட்சா ஹாட் ஹாட் வந்திருக்கு ஆனா பீட்சா வருமா தெரியலையே கன்ஃபார்மா பீட்சா தான் இந்த இல்ல இல்ல எனக்கு பீட்சா வேணும் பீட்சா ரொம்ப கேவலமா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்கும் பத்து நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் அதோட டேஸ்டே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா கண்ண மூடு கண்ண மூடு கண்ண திறக்கவா ஓபன் பண்ணலாமா ஏய் ஹாட் தானே இருக்கு அப்பாடா சந்தோஷம் இங்க இட்லி கல்லு மாதிரி கல்லு மாதிரி இருக்கு இந்த அப்படியே சாஃப்ட் சாம்பார் சட்னி ஏதாவது கிடைக்குமா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இதுல சின்ன இட்லி வாங்காம தட்டு இட்லி வேற வாங்கி வச்சிருக்கேன் நல்லா பெரிய சைஸ்க்கு சாம்பாராவது கொடுங்கப்பா யாராவது ஸ்டார்ட் பண்ணலாமா சட்னி ஏ சட்னி ஏ சட்னி கொடு அதெல்லாம் சாப்பிடு நீ என்ன நீ எல்லாத்துக்கும் உனக்கு மட்டும் வந்தா நீ என்ன எனக்கு கை ஃப்ரீஸ் ஆகுது புரியுதா அவ்வளோ சில்லுன்னு இருக்கு ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு இது <laughs> பரவாயில்ல நீ சாப்பிடு நான் ஃபுல்லா சாப்பிட மாட்டேன் ஏ பாரு எனக்கு வந்து எனக்கு பிடிக்கவே வேற ஏதாவது வேற ஏதாவது அது எனக்கு வந்துச்சு எனக்கு எத்தனை வந்தது உனக்கு ஒரு தப்பு இல்ல Eh! ரெண்டு இருக்கு ஒன்னு மேகி இன்னொன்னு பீஸா ரெண்டுமே எனக்கு ஹாட் வரணும் ஆனா நீ ஃபர்ஸ்ட் கைய வச்சு ஏதோ பாத்து எடுத்த அது நல்லா நான் ஃபீல் பண்ணேன் நீ வேணா சரி ஓகே கண்ண மூடு ஏய் நான் இது பண்றேன் ஷஃபிள் பண்றேன் நான் கவுத்து கீழ இருக்கேன் நான் கவுத்து கீழ கூட்டிட்டேன் ஓகே கை எடுக்கவா கண்டிப்பா எனக்கு வந்து ஹாட் வந்திருக்காது கோல்டு கன்றாவியா வந்திருக்கு Iya. Hot bau bau. தட்டு வந்துருச்சு தட்டுக்குள்ள ஒரு தட்டு வந்து சொன்ன மாதிரியே பீட்சா வந்துருச்சு ஐயோ கன்றாவியா இருக்கு எவ்வளோ கோல்டா இருக்கு இதை நான் எப்படி சாப்பிடுவேன் அதுவும் இந்த சீஸ்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கன்றாவியா இருக்கும் சாப்பிட்டாலுமே சீசி ஐயோ எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுனே எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல வா வா வா வா வா வா வா நார்மலா இருந்தா கூட சாப்பிட்டு போய் இப்படிலாம் வாய் ஃபுல்லா லெவல் வாந்தி வருது இது சில்லி ஃப்ளேக்ஸ் இல்ல இருக்க இருக்கேன் உனக்கு அது ரொம்ப முக்கியம் ஈக்குவல் என்ன ஈக்குவல் உனக்கு ரெண்டு வந்தது ரெண்டு வந்துச்சு ரெண்டுமே நான் ஃபுல்லா சாப்பிடணுமா ஓகே சரி ஐ மீன் அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஏட் நான் இருக்கறேன் சரி ஓகே ஓகேவா ஓகே கம் ஏன் கண்ண மூடுன ஓங்க ஐயோ ஃபர்ஸ்ட் நான் எடுக்கணும் டென்ஷன் ஆயிடுவேன் ஐயோ எனக்கு ஹார்ட் வேணும் ஹார்ட் வேணும் ஹார்ட் வேணும் ஹார்ட் வேணும் ஐயோ <laughs> ஐயோ எனக்கு கோல்டு ஐயோ எனக்கு கோல்ட் இட்ஸ் மேகியா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேகி இதான் லாஸ்ட் மேகி கோல்டா சாப்பிட பிடிக்காது மேகி பிடிக்கும் ஆனா எல்லாம் நல்லாவே கன்றாவியா சொல்றேன் எனக்கு மேகியே பிடிக்காது நானே சாப்பிடுறேன் ஏன்னா ஏற்கனவே நாலு தடவை அனுபவிச்சிருக்கேன் நான் மச அரு மச பண்ணிக்கிட்டேன் நானு ஆறு மாசமா அப்படியே பண்ணிருந்தேன் அந்த எரியுமே உங்களுக்கு கடுப்பா நான் இருபத்தி ரெண்டு வருஷமா சகிச்சிட்டு வை உள்ள கம்பேர் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ไปพอஎப்படி இருக்குது பாருங்க வியது இட இட அது இட ஆரம்பிக்கலாங்களா வேண்டாமே இப்படிதான் இருக்கு ஒரு விச்சை காமிக்கிறேன் வந்து கீர்த்தி வந்து அவ்வளோ திக்கா இருந்தது ஆனா செஞ்சு எவ்வளவு நேரம் நினைக்கிறேன் இது கீர்த்தி தொட்டு வராங்க எனக்கு இது எடுக்கவே பிடிக்கல போதும் எனக்கும் போடும் முடிச்சுக்கலாம் நல்லா சொல்லிட்டு மேகி நேரம் ஆறு பீஸா தின்னு பர்கர் தின்னு இருக்கா அசிங்கமா பண்ற ஓகே வெற்றிகரமா ஏழு சேலஞ்ச் முடிச்சாச்சு உனக்கு கொடுமையா எனக்கு பீட்சா ரொம்ப கேவலம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேவலமா இருந்துச்சு மூஞ்சி மாதிரியே இருந்ததா என் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு என் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு மூஞ்சி மாதிரியே இருந்ததா என் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் எல்லாம் <laughs> வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு சொல்லிட்டேன் சரி ஓகே வீடியோ ஓகே இந்த மாதிரி நிறைய பண்ணான வீடியோஸ் பாக்குறதுக்கு பக்கி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண சொல்லணும் மறந்துடாதீங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க எப்படி ஓகே பாய்